நம்ம மாப்பிள்ளை சாம்பார் சாப்பிட்டோம்னா சுகரு வந்து கண்ட்ரோலு கருப்பு கவனி வந்து நல்லா சுகருக்கு கேன்சரே குணமாகன்று சொல்லியிருக்காங்க இது கருப்பு கவனி செயற்கை உரம் போட்டால் இந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லை ஏறக்கூடிய நாலு அடி ஒரு நாலு அடி இப்போ செயற்கை உரங்களை பண்ணுறதெல்லாம் பண்ணுற பயிரெல்லாம் வந்து ஒரு காற்று அடிச்சோ மழை வந்தாலும் சாஞ்சிடும் நம்ம வந்து இயற்கை உரத்துனால் இது ரஃப்பாக பயிரே பாருங்கள் நல்லா ரஃபாக இருக்குது ஆறுநூறு ரகமான தமிழ்நாட்டில் ஆறுநூறு ரகமான பயிர் இருக்குது ஆறுநூறு ரகமான பயிர்கள்லாம் இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க ஆமாம் எல்லாரும் வந்து இப்போ இவர் மட்டும் நூறு வருஷம் வாழ